hello friends welcome back to our channel star mini player இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரீ ஃபயர் நல்லா பார்த்துங்க அந்த ஆட்டோ எடுத்து ஓட்டி நம்ம யாரையாவது சாவடிப்போம் கையில் எவனும் மாட்ட மாட்டான் இந்த வீடியோ பார்த்துக்கிற நேரத்தில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறது சீக்கிரமாக உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் என்னடா இது ஒன்றுமே காணும் யாரையும் காணும் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எவனும் மாட்டான் ஆனால் அது நம்ம சும்மா சுற்றி இருக்கும்போது மட்டும் கரெக்டாக வந்துடுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும் இருங்க ஏதாவது இருக்குது இந்த ஆட்டோ ஒன்று விட்டுட்டு வேறு வண்டி எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வேறு எந்த வண்டி எடுத்து நம்ம ஓட்டலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போன வீடியோ பார்க்கலாம் ஐ பட்டில் கொடுக்குறேன் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் அந்த வண்டி எடுக்கலாமா இந்த ஆட்டோ சரியில்லை நம்மளுக்கு அந்த வண்டி எடுத்து போகலாம் இந்த வண்டி நல்லா போகுது யாரும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க எங்கடாவன் இதோ ஒருத்தன் கண்டுச்சிட்டான் செத்துட்டான் செத்தானா இல்லையா இதோ ஒன்றாத்தம் இருக்கான் இல்லையா அது நம்ம ஏற்றினால்தான் அதை இன்னொருத்தன் இருக்கிறான் அவனை போய் சாவடிப்பான் ஏய் கை எங்கே போகிற சேர்த்து போ அதை இன்னொருத்தவன் இப்போ தான் நிறைய பேர் வந்துக்கினே இருக்கிறானுங்க செத்துட்டான் வேறு யாராவது மாட்டுறானுங்களா தூரத்தவன் ஐயோ நம்மளை சுட்டுட்டானே அவன் நம்மளுக்கு ரிவே பண்ணுறது கூட எவனோ வர மாட்டான் சுட்டு தொலைச்சிட போகிறான் எமோட் போடுறான் பாருங்க எவ்வளோ நெக்கல் இருக்கும் அவனுக்கு எங்கே வந்து எமோட் போடுற சாவடிச்சிட்டான் செட் ரெண்டு பேரும் எமோட் போடுறானுங்க சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் எது வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்